அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா ஒரு five minute chart natural gas வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு அப்படி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நைன் ஃபைவ் ஏஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்திருக்குன்றனால கேண்டலினுடைய கலர் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு buy at five twenty nine point forty அப்படின்ட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் அந்த கேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டாக கிடச்சிருக்கு மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அதாவது இந்த கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் உங்களுடைய வேலை எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க ஸோ இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்திருக்கு ஃபைவ் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபார்ட்டியில் மேலே ஃபஸ்ட் டாரட் என்ன வந்திருக்குன்னா ஃபைவ் தேர்ட்டி பாயிண்ட் செவன்ட்டி டூன்னு இருக்குது ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது அதுக்கு மேலே இருக்க செகண்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸுக்கு மேலே இருக்குது five thirty two point zero ஃபோர்னு இருக்குது ஸோ அந்த டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு மார்னிங் மார்க்கெட் அதனால் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடைச்ச பைக் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா first target break out nine ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்டும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு நேச்சுரல் கேஸ் ஃபைவ் மினிட் சார்ட்டில் நமக்கு கிடைச்ச பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ